hello friends welcome to find channel நான் இன்றைக்கி தக்காளி தோசைக்கு மாவு அரைச்சிக்க போகிறேங்க இது எங்கள் மாமியாரோட ஸ்பெஷல் ரெசிபின்னு சொல்லலாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போது இது செய்யறதுக்கு ஒரு காப்படி இட்லி அரிசி புழுங்கல் அரிசி இருக்கு இல்லைங்களா அதை நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் நாலு மணி நேரம் கழித்து இதுக்கு தேவையானதை சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ தக்காளி தோசைக்கு மாவு அரைச்சிக்கலாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு பத்து தக்காளி காப்படி அரிசிங்கன்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க சின்ன சின்ன தக்காளி மீடியம் தக்காளி ரெண்டுமே கலந்து தான் எடுத்து வச்சுருக்கேன் வரமிளகா மூணு ஒரு ஏழு ட்ரிப்பல் பூண்டு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு இன்ச்சுக்கு பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேங்க இப்போ நம்ம எல்லாம் கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கோங்க ரெடி பண்ணி வச்சாச்சுங்க இப்போ கொஞ்சம் இதை நம்ம லூஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் வரமிளகா சோம்பு பட்டை இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாங்க தக்காளி தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேங்க முழுசாக சேர்க்க வேண்டாம் இல்லைன்னா வெளியில் தெரிக்கும் இப்போ இதோட அரிசி சேர்த்து அரைச்சிக்கலாங்க தக்காளி பாதி மஞ்சதுக்கு அப்புறம் தாங்க அரிசி சேர்த்து அரைச்சிக்கணும் இந்த அரிசி தக்காளி எல்லாம் நல்லா மையுட்டுங்க மஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கலாம் மாவு நல்லா மஞ்சிடுச்சுங்க நான் எடுத்துக்க போகிறேன் ஒரு பாத்திரத்துக்கு இதுக்கு மாவு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம் ஆனால் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது மாவெல்லாம் எடுத்தாச்சுங்க கிரைண்டர்லேருந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கலாம் நீங்கள் அரிசி அரைக்கும் போது ஃபஸ்ட்டு தக்காளி அரைச்சிக்கிறீங்க இல்லைங்களா அந்த தக்காளி தண்ணியிலேயே கொஞ்சம் அரிசி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இது கொஞ்சம் புளிக்கணுங்க தக்காளி புளிப்பாக இருந்தாலுமே உடனே ஊட்டினீங்கன்னா தோசை நல்லா இருக்காது அதனால் இப்போ காலையில் தோசை ஊற்றுறோம் அப்படின்னா இப்போ நைட்டே அரைச்சி வச்சுட்டா தான் நல்லாயிருக்குங்க இப்போ நைட்டு அரைச்சி வச்ச தக்காளி மாவு பார்த்திங்கன்னா தோசை ஊற்ற ஆரம்பிச்சிக்கலாம் இது கரெக்டான பதத்தில் தாங்க இருக்குது இந்த தோசை வந்து திக்காக இப்படி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றிட்டு கரைச்சிட்டு அப்புறம் தோசை ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றுறதுக்காக தோசைக்கல் வச்சுருக்காங்க இது காஞ்சிட்ருக்கு தோசைக்கு கொத்தமல்லி தலையோ இல்லைன்னா பொடியாக நறுக்கின வெங்காயமோ கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நான் ப்ளைனாக தான் ஊற்றுறேன் தோசை மொத்தமாகவோ இல்லைன்னா மெல்லிசாவோ ஊற்றிக்கிறது நம்மளோட விருப்பம் நாங்கள் இந்த தக்காளி தோசைக்கு முடிஞ்ச வரைக்கும் பழுத்த தக்காளியாக சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் தோசை ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இப்போல்லாம் எங்கெங்கே தக்காளி வந்து கல் மாதிரி தான் கிடைக்கிது அதனால் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு வெளியில் வச்சுருந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ தக்காளி கொஞ்சமாக சாஃப்டாக இருக்கும் இப்போ தோசை வெந்துருச்சுங்க இப்போ தோசையை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த தக்காளி தோசைக்கு தேங்காய் சட்னி தாங்க நல்லாயிருக்கும் ஒயிட் கலரில் அரைப்போம் இல்லைங்களா அந்த தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ